அண்ட் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து அதிகம் உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த செக்மெண்ட்லையும் பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு வாட்ஸ் நேம் பூர்ணிமா பூர்ணிமா அந்த what's your name Singh which is school Nirupama which is school you are from school girl you are acting like a school girl you school girl school girl no go no go வா வை யூ ஹேட் ஸ்கூலா இந்தி மாமா தொடர்ந்து ಕೇಳಿಬಿಟ್ಟಿದೆ ಸೊ ನಾನು ಹಿಂದಿ ಸ್ವಲ್ಪ தெரியுமா? ಕನ್ನಡ ಸ್ವಲ್ಪನ ಕನ್ನಡ ಇವಾಗ ಕನ್ನಡವಾ இவங்க பெங்களூர்ல இருக்காங்க ಓಕೆ ಕನ್ನಡವಾ ಊಟ ಆಯ್ತಾವಾ ஆமா ಆವಾ ಆವಾ ಓಕೆ ಅಂತ ಉಂಗ name Venkatesh Venkatesh. Bhojpuri no my panipuri my and நீங்க சார் வெங்கடேஷ் மதுரகரன் மதுரைக்காரரா நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு அண்ட் சொல்லுங்க சார் யார் இவங்கலாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எல்லாம் நாங்க எல்லாரும் வந்து ஒரு ரன்னர் குரூப்ல இருக்கோம் சூப்பர் இவங்க எங்களோட கோச் கோச்சா இருக்கிற சீரியஸா சொல்றேன் இந்த நீங்க எந்த ஈவெண்ட் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பொசிஷன் தாங்க இவங்க கட்டாயம் oh. எங்களோட coach you look like Mary Kom அவங்க யாரு பாக்ஸர் அது அண்ட் ஒரு நிமிஷம் பிரசாந்த் ரன்னிங் குரூப்ல எவ்வளவு தூரம் ஓடுவீங்க கண்டினியூஸா ஓடுறதுனா யாரு நீங்க டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் ஓடலாம் கண்டினியூஸா ஓடிருக்கீங்க கண்டினியூஸா அரேஞ்ச் மேரேஜ் உங்களுக்கு அரேஞ்ச் ஓடிட்டே இருக்கேன் <laughs> ஓடி போய் கல்யாணம் பண்றது அந்த காலம் பாரு லவ் கல்யாணம் மட்டும் ஓடிட்டு இருக்கேன் and what's your name Shahana Shahana your from From Bangalore. Bangalore. And what's your name? Anu from Bangalore. Anu from Bangalore. All right, come to me now. What's your name? Nirupma Singh. You're from? From Bangalore. Thank you. Okay anyway actually my question is என்னன்னா நெக்ஸ்ட் ஒரு பர்த்னு ஒன்று இருந்தா அது என்னவா பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க நான் வந்து எங்களோட கோச்சா பிறப்பேன் இப்படியா நான் குதிக்க மாட்டேன் ஆ. ஆனா இவ்வளவு மாதிரி தான் இவங்களா இவங்களா இவங்களா தான் பிறப்பேன் ஸோ இவங்களா பிறக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க ஓகே அண்ட் அதே கொஸ்டின் உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் he says Yeah. अगले जन्म में अगर अगला जन्म अगर आपका हुआ तब who would you like to be born as Of course, Nirupma Singh. Same இருக்குமா Of course, same, same to jumping same, இருக்குமா same, to same. And what about you I would like to be born as Hitler and change the history. Hitler? Yes. What about you? Uh, I think I want to be Padmavati. I want all the boys running around. <laughs> Deepika Padukone? Yes, of course. Why not? <laughs> you want to be a Deepika Padukone or Padmavati? Padmavati. Padmavati. Yes. What about you, sir? Uh, தெரியல யோசிக்கல இப்பதான் சொன்னேன் அது சொல்றது லவ் மேரேஜ் கண்டிப்பா ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் சொல்லிட்டு என்ன ஒரு பஞ்ச் சொல்லாம தான் நல்லா இருக்காது என்ன ஒரு பஞ்ச் டைலாக் நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி all about to interrupt people to torturing people this is our program concept கான்செப்ட்ல தான் இவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனவே இருந்து வந்திருக்காங்க ஆக்சுவலி இந்த கிளைமேட் அண்ட் இந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்களே ஒரு சூப்பரான சாங் பாட்டை பத்தி என்ஜாய் பண்ணுங்க பாட்டு